வணக்கம் நண்பர்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம டஸ்மைஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போகிற ஒன்று ராகு டசையின் பொது பலன்கள் சரிங்களா எப்பயுமே ஒரு ஜாதக பலன்கள் சொல்லும் பொழுது ஒரு பொதுவான பலன்கள் என்றைக்குமே சரியாக பொருந்தாது ஏன்னா ஒரு ஒரு ஒரு ஐந்து கோடி பேர் ஆறு கோடி பேர் வயது வித்தியாசம் ஒரு பத்து வயசு குழந்தைக்கு ராகு டசை வேறு மாதிரி இருக்கும் ஒரு நாலு வயசு குழந்தைக்கு ராகு வர மாதிரி இருக்கும் ஒரு பத்து வயது பதினைந்து வயது நாற்பது வயது அறுபது வயது என்றைக்குமே வயது முக்கியம் பலன் சொல்லும் பொழுது சரிங்களா அண்டு அப்புறம் ஏங்க நீங்கள் பொது பலன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் இப்போ இந்த முக்கியமான கிரகங்கள் ராகு சனி கேது சூரியன் தான் தசை நடத்தலாம் அதனால தான் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி பொறுப்பலன்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா அதனுடைய ஒரு குணாதிசயம் அதன் தாக்கம் எப்படியாவது வந்துடும் அதுக்காக தான் சரிங்களா இப்போ இந்த ராகு தசையில் உங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கண்டிப்பாக ஒரு நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் அதன் சாயலாம் நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் ராசிக்கு ராகு எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிற பொறுத்து தான் நல்ல பலன்களோ தீய பலன்களோ உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா சிலருக்கு நல்ல ரெண்டுமே மிக்சடாக கூட இருக்கும் சில பேருக்கு ரொம்ப தீய பலன்களாக இருக்கும் ஒரு பதினெட்டு வருஷம் ராகுட்டு இருந்தால் பதினெட்டு வருஷமே மோசமாக இருக்கும் சில பேருக்கு பதினெட்டு வருஷமே நல்லாயிருக்கும் சரிங்களா இது நம்ம அப்படி இல்லாமல் இது என்ன இருக்குன்னு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கலாம் அதுக்காக தான் இந்த பொது பலன்கள் பொதுவாகவே ராகுன்னு நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துதல் ராகு என்ன செய்யலாம் ஒரு இடமாற்றம் ஏற்படும் ஒரு இடத்துலேருந்து ஒரு புதிதான ஒரு இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போவீங்க அயல்நாடு இல்லை வெளிநாடு இல்லை மட்டும் ஜாபில் டிரான்ஸ்ஃபர் இல்லை வேறு இடம் விட்டு வேறு இடம் புதிய நபர்களின் தொடர்பு புதிய நபர்களின் நட்புறவு அது கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஒரு வேறு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்து சூழல் அதெல்லாமே அந்த சூழலில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போனா உங்களுக்கு இப்போ ராகு தசைன்னு ஒரு நாலு மாதம் கழித்து வருது இடமாற்றம் வரும்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துறாருங்க அது ஒரு நன்மைக்காகவும் இருக்கலாம் தீமைக்காகவும் இருக்கலாம் நன்மையாக தீமையான்னு தெரியாது அது உங்கள் ஜாதகம் பொறுத்து முடிவு செய்ய முடியும் சரிங்களா அடுத்து வந்து ஆன்மீகம் மற்றும் பகுத்தறிவு ராகு என்னைக்கு என்ன பண்ணால் இன்னொரு இடத்துல போய்ட்டு குறிப்பாக பண்ணால் ராகு வந்து ஒரு அயல்நாடு அயல்நாட்டை போய் ஒருத்தர் வைக்கிறேன்னா அங்கே அவரின் மனநிலை எப்படி இருக்கும் ஒரு புதிதாக வரைக்கும் யாருமே அயல்நாடே ஃபாரினே போகாதுங்க ஒருத்தர் போகிறான்னா வெறுமை விரக்தி இயல்பாகவே மனம் எதையோ ஒன்றை நாடும் ஒரு நிலையில் அப்போனா அந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஆன்மீகம் இது வரைக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு அதிகபட்சமாக நான் பார்த்த வரையில் எனது அனுபவத்தில் ராகு தசையில் அவர்களுக்கு கோவிலில் அதிகமாக அவங்க போ போகிற நபர்களாக இருப்பாங்க இல்லை ராகடிசின் முடிவு இல்லையாரு ஒரு கடவுள் மேலே அதிகமாக பற்று இருக்கும் வெளியில் அவங்க சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் தன்னளவில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் அப்படி இல்லைனாலும் இந்த பகுதியில் ரொம்ப நான் வந்து இப்போ ஆன்மீகத்தில் இருந்தவங்க நேருக்கு மாறாக நடக்கலாம் ஒரு ஒரு கோயிலில் கொஞ்சம் அந்த விஷயங்களில் இல்லை கடவுள் நம்பிக்கையை கொஞ்சம் அதீதமாக ஈடுபாடு இல்லாமல் பகுத்தறி எதையுமே யோசித்து ஆராய்ஞ்சு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ ரொம்ப ஒரு டீட்டெயில்டாக ஆராய்ச்சி செய்யும்னு சொல்ல இல்லையா ஆராய்ச்சிங்கிறத விட யாரையார் ஒன்று யோசிச்சுக்கிட்டு அப்படி விரண்டாவாரம் பேசிக்கிட்டு முன்னா இப்படி மாறிடுவாங்க இதுவுமே ராகுட செய் இன்னும் ஒரு ராகுவின் ஒரு குணாதிசயம்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்தது கடின உழைப்பு நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ நாளாக எளிமையாக எல்லாமே கிடச்சிடும் இல்லையா இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இப்போ பேங்க்கு போனோடனே டெபாசிட் பண்ணிடுறீங்க இது ரொம்ப ரொம்ப சாதாரண யார் போனாலும் ஆகும் இந்த ஒரு இயல்பு இது அப்படியே எடுத்துக்காதீங்க இப்போ ராகு டேசி நடக்கிறதெல்லாம் நல்லா அப்போ ஏதாவது பிரச்சனை வரும் பேங்க் பவுன்ஸ் ஆகுறது இல்லை ஆன்லைனில் பிரச்சனை வருது அதனால் வந்து செக்கில் பிரச்சனை வர்றது சம்மந்தமே இல்லாமல் வரும் சரிங்களா ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன்னா ராகுவோட காரகத்துவமே மு முதன்மை காரகத்துவமே ஒரு க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துதல் கடத் கடத்தலைன்னா அந்த கடத்தலும் வரும் சரிங்களா நெகட்டிவ் பாயிண்டில் வரும் நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவில் பாசிட்டிவாக சொல்லணுன்னா ஒரு ஆன்லைன் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் இது எல்லாமே ராகுவோட காரகாம்சம் சரிங்களா இறன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதீதமான ஒரு நன்மையோ பாதிப்போ ஏற்படுத்தும் இல்லைனா மொபைல் ஃபோன் உடஞ்சி போடுறது அந்த அந்த டைமில் கரெக்டாக புதுசாக ஒரு மொபைல் வாங்குறது ஏங்க யாராவது இடத்துல பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷத்தில் யாராவது எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டுறாங்க இருக்கும் நூற்றுக்கு நூறு நீங்கள் சொல்கிறது சரி அதனால தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப பொது பலன்கள் அது அந்த முக்கியமான விஷயம் முக்கியமாக அந்த அன்னைக்கு ஃபோன் உடஞ்சி உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அன்னைக்கு இன்டர்வியூ இருக்கும் அன்னைக்கு ஃபோன் உடஞ்சிரும் இல்லை சரியான நெட் கனெக்ஷன் கிடைக்காது இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்குனா அப்போனா ஒரு மிகப்பெரிய மாற்றம் தானே அன்னைக்கு நடக்கிறது அதனால் ஒரு வாய்ப்பு இழந்து இழக்க கேட்குறீங்க இல்லையா இதை மாதிரி நான் சொல்கிறேன் சரிங்களா இது எல்லாமே உங்கள் கையில் இல்லை இருந்தாலும் இது ஒரு காரகத்துவமாக நான் சொல்கிறேன் எதிர்பாராத ஒன்றை எதிர்பாருங்கள் அடுத்து அதான் என்னென்னா இது வரைக்கும் நீங்கள் பழக்கப்படாத ஒரு விஷயத்துக்கு ராகு உங்களை அதுக்கு தயார்படுத்தும் நீங்கள் நன்மை எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு கடவுள் கடவுள் அப்படின்னு போயிட்டுருந்தீங்கன்னா எது நீங்கள் என்னதான் பற்று இருந்தாலும் அப்படி தாங்கி கொள்ள முடியாத ஒரு துயரம் இல்லை தாங்கி கொள்ள முடியாத ஒரு ப்ரெஷர் வேலையில் அது ஏற்படுத்தி உங்களை கடினமாக உழைக்க வைக்கும் நீங்கள் நல்லா ஜாலியாக குருடசையில் கால் மேலே கால் போட்டு சந்தோஷமாக இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் எட்டு மணி நேரம் கண்டினியூஸாக வேலை வாங்கி மைண்ட் அளவில் ஹெல்த் அளவில் பாடி அளவில் அதிகமான ப்ரெஷர் கொடுத்து நைட்டு தூக்கம் தூங் அந்த அசதியிலே நீங்கள் தூங்கிட்டு காலையில் வேகமாக ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் ராகு உண்டு உங்களை வந்து அப்படியே நிறுத்தி நிதானமாக யோசிக்க வைக்காது அப்புறம் மைண்டும் அவுட்டு பாடியும் அவுட்டு இப்படியே வந்து உங்களை ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கிற பீரியட் தான் ராகு டேசை அதான் சொன்னேன் ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்க வரதுன்னா அதை மறுத்து விடாதீங்க அதுக்கு ரெடி ஆகிக்குங்க ஏன்னா அதனால் உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல நிலைமை இல்லை ஒரு பாசிட்டிவ் அதனால் கிடைக்க போடலாம் ஏன்னா ராகுடசை பதினெட்டு வருஷம் இருக்குது பதினெட்டு வருஷமே இப்படி தானா அப்படின்னு ஒரு சில புத்திகள் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் அப்போனா நீங்கள் இதுக்கு தயாராக ஆகிக்கணும் இதெல்லாம் முடியாது முடியாதுன்னா நீங்கள் வேறு யாராவது பெரிய பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க சரிங்களா அடுத்தது என்ன செய்யக்கூடாது முக்கியமாக இந்த உங்களுக்கு ஏற்கனவே மது மற்றும் புகைப்பழக்கம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்னால் விடவே முடியாது நான் அப்படி தான் ஆகணும் அப்படின்னா அதிகமாக அதிகமாக நீங்கள் வந்து மதுவோ புகையோ புகைப்பழக்கமோ இருந்துச்சுன்னா ராகு தசையிலையும் இருந்துச்சுன்னா லிவர் ப்ராப்ளத்துக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும் சரிங்களா ரொம்ப எனக்கு ராகு நல்லதாக இருந்துட்டா நீங்கள் தப்பிச்சிட்டிங்க அப்படி இல்லைன்னா ராகு தசை தான் உங்களுக்கு கடைசி கடைசி தசையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் நான் எப்போ சொல்கிறேன் மது அடுப்பு புகைப்பழக்கம் தொடர்ந்து இருக்க பெற்றால் ராகு உங்களுக்கு மோசமான நிலைமையில் இருந்துச்சுன்னா அதனால் அப்படியே திடீர் இறப்பு மாரடைப்பு அப்படிலாம் சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் ராகு யார் யாருக்கெல்லாம் மோசமாக இருந்து டசாவோ இல்லை புத்தியோ வரும் காலகட்டங்களில் அது நடப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் உடல் நலத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும் வேலை வேலைக்கு நீங்கள் சாப்பிட்றணும் அப்படி இல்லைன்னா ஏன் இந்த ராகு டசையில் உடல் எல்லா எல்லா டசையிலும் உடல் நலத்தை கவனம் செய்யணும் சடன் ஒரு எதிர்பாராத வேலை வந்து சடனாக வரும் நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஆஸ்மா பிரச்சனை மூ மூக்கடைப்பு லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படி இல்லைன்னா அந்த லிவர் இது இருக்கு இல்லையா ஒரு சடனாக நீங்கள் மயக்கம் போட்டு விழுவுறது இது எல்லாமே ராகுவின் காரகத்துவம் இப்படி வரதுனால ஒரு பெரிய ஒரு பண விரயம் ஒரு உடல் சம்மந்தம் மனம் சம்மந்தப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க என்ன பண்ணணும் மற்றும் வந்து கூடா நட்பு இப்போ கூடா நட்புனா ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க அவங்க வந்து ஏமாற்றுதல் இல்லை வந்து பொய் பேசுகிறது இதுவே வந்து ஒரு அப்போ அப்போ பேசுறது சரி இதுவே ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ராகுடேசை ஏதாவது ஒரு பெரிய சிக்கலில் ஒரு பெரிய பஞ்சாயத்தில் போய் மாட்டுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பேசியிருப்பீங்க இயல்பாக பேசி பேசியிருப்பீங்க பட் அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்துடும் ஏன்டா சொன்னோங்கிற அளவுக்கு உங்களை யோசிக்க வச்சிடும் சரிங்களா யோசிக்கிறதுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும் இதெல்லாம் அப்புறம் வந்து இந்த பண பரிவர்த்தனை ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு உங்களுக்கு மோசமாக இருந்துச்சுன்னா இன்னும் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஏமாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட தொழிலே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஆன்லைன் டிரான்ஸ்போர்ட் சரிங்களா இதை மையப்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா இதன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல புகழ் பெயர் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இதனாலேயே நீங்கள் நீங்கள் கீழ்வரவுக்கான வாய்ப்பும் உள்ளது சரிங்களா இது இது அனைத்துமே பொது பலன்கள்ங்க இது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இது நன்மையா தீமையா இல்லை இரண்டும் கலந்ததா என்பது மாறும் நன்றி